ஹாய் ஹாஸ்பிரே ஆ ஏண்டா என்ன நீ பேட்டிக்கா இருக்க நம்ம எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்துக்கோம் நம்ம நாம நீ வந்து நீ வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த வாட்டர் கடையில ஆமா நம்ம அங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால எனக்கு ஒரு நடுவுல ஒரு பிரச்சனை வந்துச்சு ஓ அதனால நான் வந்து உனக்கு சண்டை போடுங்க ஒரு ஃபைட் நான் வந்து பெட் கட்டினேன் இது மாதிரி ஃபைட் பண்ண okay okay please like and subscribe பி நாங்க டியூல் பண்ண போறோம் like and subscribe okay start பண்ணியாச்சு 4 3 2 1 What a, what a snipe. No way. எனக்கு லேக் ஆகுது இது எப்படி நான் ஏம் பண்ணுறது டைம் கிட்ட தான் போய் அடிக்கணும் என்ன நடந்துட்டு இருக்க <laughs> திரும்பி வரதுக்குள்ள நீ ரீசன் ஆயிடுவேன் சொல்றது சுத்திட்டே இருக்கான் பாரு கெட்டி கொடுக்க முடியுதா பாப்போம் இது நைன் அந்த எயிட் இது என்னடா எவ்வளவு ஆர்ட் ஆயிருக்கு உனக்கு விஷயம் எனக்கு ஃபுல்லா தான் என்னடா சொல்ற ஆமா டான்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் விட்டுட்டேனா அவ்வளவுதான் ஏ ஆ ஓடா தயவு செஞ்சு முடியவே முடியாது கொஞ்சம் பண்ண முடியும் நம்ம வெளியே போயிடுச்சுன்னா ரொம்ப எனக்கு என்ன Đứng lại cái எனக்கு வெறும் கையில் ஒன்று அடிச்சிருக்கேன் டைனன்ஸ் இல்லை டை வாட்டர் கடையில் டைனன் ரொம்ப தூக்கி போகிறோன்னு சொல்லி அடிக்கணும் சரியா தண்ணி கடையில் ஒரிஜினல் அட்டாக் டேமேஜ் அதுதான் அது வேற எதுவும் பெஸ்ட் ஐயா பான்ஸ் பாப் நான் வந்து ரொம்ப நாள் கேட்கணும் அண்டோ வாட்ல டென்டிஸ்ட் தான் இல்லையா ஏன் ஆமா ஏன் அவன் பல்லு அப்படி இருக்கு ஏன் பல்லா ஏன் பல்ல நல்லா தான் இருக்குல்ல இல்லையே பல்லு பாரு ஏய் என்னடா லாக் ஆகுது என்னடா அடிக்கவே முடியல ஒண்ணு அடிக்க முடியாது வந்து பிடிச்சிக்கோ ஓ <laughs> ஓ நோ வாடா வாடா வாடா வாடா உள்ளா ஏன் வெறுக்கையில நடிச்சிட்டு இருக்கேன் நீ ஸ்விம் பண்றதுனால ரொம்ப ஃபிளாட் ஆயிடுது அவன் அடிக்க முடியல பாரு நான் எப்படி ஸ்விம் பண்ணாம இருக்குது ஸ்விம் பண்றான் நம்ம இது ரொம்ப நேரம் போச்சு நம்ம நேச்சுரல் ரீஜெனரேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஃபைட் பண்ணலாம் ஓகே அது ஒரு செகண்ட்ல முடிஞ்சது ஃபைட் அதான் இது ரொம்ப நேரம் போச்சு நான் சொல்றேன் நான் காண பண்ண ட்ரை பண்றேன் ஜூம் பண்ணாத ஜூம் பண்ணாத அப்படியே நான் பாரு எப்படி ஓ இதா இருக்கேன் நீ பண்ணாத நான் ஸ்பாம் பண்ணடா ஸ்பாமிங் அண்டர் வாட்டர் டிவிக்குனா ஸ்பாம் பண்ணியா ஆகணும் ஆனா இது பண்ண டேமேஜ் வர மாட்டேங்குது பாடியில் ஹெல்த் டேமேஜ் காணும் உனக்கு ஹெல்த் குறையல தானே டேய் எனக்கு காணது போடா டேய் நீ ஸ்விம் பண்ணு பாட்டு நான் ஸ்விம்மே பண்றது இல்ல பட்ல இருந்து நீ ஒருத்தன் தான் ஸ்விம் பண்ணிட்டு இருக்க ஆக்ஸ் ஒர்க் ஆகாதுடா நீ பார்த்தா முத ஹார்ட் கூட டாஸ் கொடுக்கல இப்போ ஒத்துக்கிறேன்டா ஆனா வரல ஷீல்டு யூஸ் பண்ண கஷ்டம் இல்ல உனக்கு எவ்வளோ எனக்கு ஃபுல்லா தான் இருக்கு ஃபுல்லாக்கா எனக்கு அஞ்சு ஹார்ட்ல இருக்கேன் நான் starting attack with Satima Adi didn't work. ఇలా కిలించది స్టాండ్ అమ్మా మేము ஸ்டாம்ப் பண்ண ஹார்ட் குறையுதானே சொல்லு லைட்டா ஹாஃப் ஹார்ட் ஹாஃப் ஹார்ட்டா குறையுது எவ்வளவு ஆச்சுதா அவனுக்கு எனக்கு ஃபுல்லா இருக்கு எனக்கு நேச்சுரல் டிசைன்ஸ் நான் ஆஃப்ல ஓய் லாயல்டி ரைடன் போட்டுட்டான் okay blue one regen off பண்ணல okay regen off okay like and subscribe like and subscribe இது கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் கேட்டுக்கு மேலேயே விளையாண்டா இந்த வாட்டி டால்ஃபின்ஸ் கிரேஸ் இல்லல ம் ஆமா இதெல்லாம் நம்ம ரெண்டு பேர் செத்துட்டோம்ல டன் டான் டன் என்னோட வெளியில ஓடிச்சு போயிடுச்சா சூப்பர் இதுதான் போட போறேன் சொன்னேன் டேய் எப்பதான் எவ்வளவு டேமேஜ் கொடுக்குற ஐயோ ஐயோ டைட் அண்ட் கம் பேக் உனக்கு எனக்கும் ஐயோ அது வேற அங்க ஓய் எஸ் ஓகே நெக்ஸ்ட் ஏய் என்ன ஓகே ஓகே ஆ ஒண்ணு எனக்குலாம் தேவையில்லை நான் போய் வந்துட்டேன் வெளியே என் ட்ரைடர் போயிடுச்சு அதனால தான் நான் தோத்தேன் ஓகே எங்க இருக்க நான் ஃபைட்னு சொல்லக்கு முன்னாடி இங்க வந்துட்டேன் என்ன ஸ்பேம் பண்ற ரிலாக்ஸ் கேட்டேன் என்ன This is the real Steve okay. SpongeBob. Steve Blue, SpongeBob. Yeah. இப்போ SpongeBob and Patrick versus பி Yes! <laughs> and the winner. Okay, bye.